ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கேமிங் சேனல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கேமிங் சேனல் லைவ் எப்படி போகிறது அந்த லைவ் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கரெக்ஷன் ஆகிடும் அது பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் ஆம் ஆம்னேட்னு ஒரு ஆப் இருக்குது சரிங்களா ஆம் ஆம் ஆக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை ப்ரோ எனக்கு லிங்க் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் போயிட்டு டச் பண்ணி நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் சரிங்களா ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எப்படியும் நான் பண்ணிக்கோங்க லைவ் ஸ்ட்ரீம் ஆப் அப்படின்னு ஸ்ட்ரீம் பண்ணால் கூட பஞ்சகத்தில் ஆம்லேட் ஆக் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை நீங்கள் இறக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அந்த ஆப்பை நீ நான் இறக்கிட்டேன் நான் இப்போ வந்து அப்டேட் விட்ருக்காங்க நம்ம அப்டேட் அப்டேட் பண்ணிப்போம் சரிங்களா இப்போ நம்ம அந்த ஆப்பை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது என்ன ப்ராசஸ் இருக்குன்னா க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிவிட்டு அது உள்ளே போய்ட்டு நீங்கள் அதுக்கு நம்பர்லாம் ஓடிபி வரும் அந்த நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேனலோட நம்பர் வைக்க முடியும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு சேனல் மானிட்டேஷன் என்ரோல் பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில் நார்மலாக உள்ளே போகணுன்னா சூ சூப்பரு பட் நான் நான் நான் பண்ணுறேன் பாருங்கள் யூடியூப் ஸ்டுடியோன்னு டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணால் எனக்கு ஒரு ஆப் உள்ளே போகுது சரிங்களா யூடியூப் ஸ்டுடியோ ஆப் உள்ளே போகும் அது எப்படி ப்ரோ நான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்பை வந்து லாங் ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே அது கொடுத்தீங்கன்னா வேறு எல்லாத்தையும் போகும் அதனால நான் திரும்ப பேக் வந்து திரும்ப டச் பண்ணிக்கோங்க அதில் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க பேஜ் அப்படின்ட்டு இப்போ நம்ம அந்த பேஜை நம்ம பெருசு கூட பண்ணிக்கலாம் சரிங்களா கீழே சரிங்களா பெருசு கூட நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எப்பவுமே நீங்கள் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த பேஜை க்ரியேட் பண்ணிக்கோங்க எப்போவே டெஸ்க்டாப் சைடு தான் சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம வந்து ஃபோன் மொபைலில் பண்ணுறோன்னா எப்பவுமே டெஸ்க்டாப் சைடு மோடில் போட்டுக்கோங்க சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இந்த டெஸ்க்டாப் சைடு மோடில் போட்டுக்கோங்க டெஸ்க்டாப் சைடு மோடில் போட்டு தான் நம்ம மொபைல் அப்ளிகேஷன் பண்ண முடியும் இது எதுக்கு ப்ரோ டைப்பிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலோட யூஆர் இருக்குது சரிங்களா அந்த யூஆரில் நீங்கள் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலில் டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரத்துக்கு இது ஒரு இதுவாக இருக்கும் சரிங்களா சேனலோட யூஆர் எப்படி வாங்குறது டிசேபிள் பண்ணிட்டு நம்ம சேனலோட யூஆர் புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா அடுத்த வீடியோ நான் போடுறேன் இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும் subscribe country kids no kids subscriber numbers மற்ற பேரும் காமிச்சிருப்பாங்க அதில் நீங்கள் எது டிசேபிள் பண்ணுவோம் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராசஸர் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போதும் சேனல் லைவ் போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன் இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது என் சேனலில் இப்போ நான் பேக் வந்துக்கிறேன் பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆம்லெட் சரிங்களா ஆம்லெட் ஆப்புக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும் ஆம்லெட் ஆக் அப்படின்னு ஒரு ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வந்து பேஜ் மாரி வராது நான் ஏற்கனவே சைன்இன் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து இப்படி இருக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்துட்டு நோட் ஆன்ஸ் நோட் எஸ் கொடுத்துக்கோங்க அங்கே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துக்கோங்க ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு லேபில் நிறைய லைவ்லாம் போடுவாங்க நிறைய பேர் அதில் போய் பாருங்கள் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துக்க பார்ப்போம் ட்ரெஸ் கொடுத்த பிறகு நமக்கு என்ன ஆகுதுன்னா live record video editing photos அப்படின்னு நிறைய வருது கேம் அதுமாரி எந்த கேட்டகிரியில் வேணுமோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் பண்ணால் வந்து இதுலேயே ஃபோட்டோஸ் பண்ணி முடியும் இது எதுக்கு ப்ரோ வருதுங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரிங்களா இப்போ வந்து நான் பிஜிஎம் தான் ப்ளே பண்ணுறேன் அதனால் பிஜிஎம்மில் நான் உள்ளே போய் காமிக்கிற மாதிரி என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆப் செட்டிங்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல்ஸ் எந்த எந்த இதில் நீ ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படிங்க நான் யூடியூப் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன் ஸ்டார்ட் கொடுத்த வந்து உனக்கு வந்து உள்ளே போயிடும் சரிங்களா பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாமே இப்போ வந்து கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ